டேலிஃபர் அழகு சோப்புகள் நீங்கள் ஒரு பிரகாசமான மலர் முகம் மற்றும் புதிய அழகு பூக்கள் போன்ற அழகாக இருக்க ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது டேலிஃபர் இன் லோக்ஜுரி ஆர்கானி மூலிகை மற்றும் மருந்து சோப்புகள் உங்கள் சர்மத்திற்கு போஷாக்கு மற்றும் புத்துணர்ச்சியை அதிகரிக்கிறது நீங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொண்டால் நீங்கள் குறைபாடற்றவராக இருக்க உதவுவீர்கள் பாதிக்கப்பட்ட சூரிய கதிர்வீச்சு போன்றவற்றிற்கும் காலநிலை மாற்றங்கள் மற்றும் காற்று மற்றும் நீர் மாசு மற்றும் பாக்டீரியா ஆகியவற்றிலிருந்தும் மற்றும் தெலிஃபர் அழகு சோப்புகள் பருக்கள் மற்றும் ரேஷுகள் போன்ற வேற்றிலிருந்து சரும பாதுகாப்பு தருகிறது இயற்கை மூலிகை எண்ணெய்கள் அத்தியாவசிய எண்ணெய நறுமணப் பொருட்கள் மஞ்சள் குங்குமப்பூ அலோவாரா பப்பாளி இயற்கை மற்றும் தூயநீர் ஆகியவற்றின் கலவையை எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய மிகவும் உண்மையான இயற்கையான சோப்களில் ஒன்றை உங்களுக்கு கிடைக்க உதவுகிறது உலகளாவிய தரத்தில் மலிவு விலையில் வெவ்வேறு வாசனை திரவியங்களில் கிடைக்கும் கிடைக்கும் தேலிஃபர் அழகு சோப்புகள் என்று உங்களை உற்சாகப்படுத்தும் தேலிஃபர் beauty soap from Giri cosmetics